இருக்குது அதில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சேனலில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா WhatsApp group Telegram group and channel Facebook group and page YouTube channel link அப்ளிகேஷனோட சவுட்டர் லிங்க் அண்ட் வெப்சைட் லிங்க் வந்து ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உங்களோட லிங்க் வந்து ப்ரமோஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ சைடில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நம்ம சேனலில் வீடியோ பதிவு பண்ணுறோம் ஓகேங்களா எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை ஒரு மொபைல் ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப்போ டெலகிராம் குரூப்போ கிரியேட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படின்னா யூடியூப்பில் வந்து உங்கள் குரூப் லிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோக்காக பதிவு பண்ணுவோம் ஸோ அதன் மூலமாக வந்து வேர்ல்டு வைடு வந்து ஈஸியாக ரீச் ஆகிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது அண்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ராடக்ட் வந்து ஹோல்சேல் நீங்கள் ரீட்டைல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான பிஸ்னஸ் கம்யூனிட்டி வந்து அதிகமாகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது ஸோ இதன் மூலமாக வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ப்ராடக்ட்டையோ ஒரு பிஸ்னஸையோ வந்து ஈஸியாக கொண்டு போக முடியும் நம்ம சேனல் மூலமாக வந்து ஈஸியாக வந்து நீங்கள் கொண்டு போகலாம் ஸோ அதுக்கான வாய்ப்பை வந்து நாங்கள் உங்களுக்கு தரோம் ஸோ நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கான பெனிஃபிட் எல்லாமே கிடைக்கும் ஸோ இன்றைக்கான வீடியோஸில் வந்து ஒரு சூப்பரான கண்டென்ட் பற்றி தான் எடுத்திருக்கோம் அதாவது டெலிகிராம் சேனல் வந்து நிறைய இருக்குது என்னென்ன சேனல் இருக்குது எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இந்த அப்ளிகேஷன் பற்றி ஃபுல் டீட்டெயில் அந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அண்ட் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் ஸோ லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம பிளாக் பேஜுக்கு போகும் அதில் வந்துட்டு கிளிக்கர் அப்படின்ற ஒரு பட்டன் வந்து அவைலபிள் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணுற மூலமாக வந்து இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு கேட்டகரி வைஸில் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் யூசர் நேம் இல்லை சர்ச் சேனல் சேனலோட நேமோ யூசர் நேமோ சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேனல் விசிபிள் ஆகும் இப்போ நான் ஜீன் சர்ச் பண்ணுறேன் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேனல் விசிபிள் ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா பாப்புலராக இருக்கிற என்னென்ன சேனல் இருக்குன்னு பார்க்கலாம் அண்டு லேட் லேட்டஸ்ட்டாக இப்போ என்ன சேனல் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் ஸோ நிறைய சேனல் வந்து இதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க உங்களுக்கு லட்சக்கணக்கான சேனல்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது எவ்வளோ இருக்குன்னே சொல்ல முடியாது அந்தளவு சேனல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது பாப்புலர் சேனலும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது ஹோமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க animals anime art and design agriculture auto and moto celebrity crypto education entertainment fashion and beauty food business gaming health language magnetic music natural news other photo help development sports science technology travel video இந்த மாதிரி கேட்டகரியில் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ நம்ம நியூஸ் செக் பண்ணோம் அப்படின்னா நியூஸ் கேட்டகரியில் என்னென்ன சேனல் குரூப் இருக்கோ அதை வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஒன் கிளிக் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ரிபேர் அப்படின்னு கேட்கும் ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரௌசரில் லோட் ஆகும் ஸோ இதில் வியூ ஆன் டெலகிராம் அப்படின்றத கிளிக் பண்ணி வந்து நீங்கள் டேரெக்டாக டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதில் இந்த மொபைலில் வந்து எனக்கு டெலகிராம் அப்ளிகேஷன் இல்லை ஸோ அதனால் வந்து ஜாயின் பண்ண முடியல ஸோ நீங்கள் டெலகிராம் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஜாயின் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி பாப்புலரில் எதனா ஒரு சேனல் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் சப்ரிவர் அப்படின்ற பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வியூ ஆன் டெலகிராம் கேட்கும் இதை கிளிக் பண்ணுறது மூலமாக வந்து ஈஸியாக நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா உங்களுக்கு வந்து கேட்டகரி வைஸில் வந்து நிறைய இதில் அவைலபிளாக இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து டெலகிராம் சேனல் தேடுறவங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ பிடிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களோட WhatsApp group Telegram group and channel Facebook group and page YouTube channel link அப்ளிகேஷனோட சாஃப்ட்வேர் லிங்க் வந்து ப்ரொமோஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோ கையில்